வணக்கம் crude oil one minute chart இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூலை லெவன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் அந்த கால்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அந்த கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்களை தான் டெய்லி வீடியோஸில் நம்ம வந்து பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இப்போ ஈவினிங் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி மார்க்கெட்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனால தான் டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட் வந்து வந்திருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் ஒரு ஃபைவ் டென்க்கு அப்புறம்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போ நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அதாவது கேண்டில் நல்லா டவுன் சைடில் இறங்கி பிரேக் அவுட் கொடுத்ததில் நமக்கு செல் காலாக வந்து மாறுது செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at eight one two zero அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் என்ட்ரி கூடிய டார்கெட் லைன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து கரெக்டாக எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்குது ஒரு twenty one point difference eight zero double nine so இந்த eight zero double nine reach out ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட் ஏற்ற மாதிரி பிரேக் அவுட் கிடைக்கும்போது நமக்கு லைவாகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி தரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் நல்லா இறங்கிக்கிட்டு தான் வருது லாஸ்ட் டூ கேண்டில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இறங்கியிருக்கு மொமெண்டம் வால்யூம் எல்லாமே ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கிறனால அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணும் இப்போ நமக்கு eight thousand hundred break out ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆன நெக்ஸ்ட் செகண்ட்லேயே ஆக்சுவலி பிரேக் அவுட் ஆயிருக்கு ஒரு two minutes two three minutes of ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் ரீச் அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் செகண்ட் டாரட்டும் மார்க்கெட் ரீச் கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுட்டு நீங்களே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க எங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ